எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாட்லி பல்லு சாஃப்ட் சில் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் sari number six three zero இது வந்து வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க பாட்லி பல்லு அப்படிங்கிறது ஹாஃப் சாரி மாடலில் வரக்கூடியது அதாவது கீழே வரக்கூடிய அந்த ப்ளீட்ஸுக்கு வந்து சேம் பல்லுவில் என்ன கலர் டிசைன் வருதோ அதுவே வந்து கீழே ப்ளீட்ஸுக்குமே வந்துருங்க அதனால தான் அதை பாட்லி பல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் வந்து லைட் லேவண்டர் கலரில் இருக்குது body of sari dark pink கலரில் இருக்குதுங்க உங்களுக்கு ப்ளீட்ஸுமே வந்து பல்லுவில் என்ன டிசைன் கலர் வருதோ அது வந்துடும் ஸோ இந்த கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது அதாவது பாடியோடைய கலர் ப்ளீட் கலர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும் ஏன்னா ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்ட் அந்த லைனில் வராது ஸோ முன்ன பின்ன வரும் அதனால் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக சில சாரீஸில் வந்து லைன்ஸ் வரும் next sari sari number six thirty one pallu and blouse நல்லா பிரைட் பிங்கிஷ் ஆரஞ்சில் வரும் பாடி ஆஃப் சாரீ க்ரீனில் வருதுங்க ப்ளீட்ஸும் உங்களுக்கு சேம் பல்லு கலர்லேயே வந்துடும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜரையில் புட்டாஸ் பல்லு ஒர்க் ப்ளீட்லேயுமே அதே தாங்க ஸோ இங்கேயுமே அந்த ஜாயினிங் பிளேஸில் uh, வந்து லைன்ஸ் வந்துடுது இந்த சாரீஸ் உடைய offer price seven thousand rupees only with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணிங்கன்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷனோ இல்லைங்க இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணிங்கன்னா three hundred rupees extra charges முன்னாடியே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 மெரூன் மெரூனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் டார்க்காக இருக்கும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளீட் வந்து பேரட் க்ரீன் தான் next sari number six three six பல்லுவன் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூவில் இருக்கும் பாடி ஆஃப் சாரி அப்படின்னா பர்பிளில் இருக்குங்க எல்லா சாரிலையுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக தாங்க வரும் இன்னர் லேயர் பிளைனாக வரும் இந்த சாரியில் இந்த ப்ளூ கலர் இது தாங்க ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது பாருங்கள் ப்ளீட்ஸ் போர்ஷன் இது ஸோ அந்த ப்ளீட்டும் அந்த பாடி ஆஃப் சாரியும் ஜாயின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அப்படி தான் வரும் கலரு ஸோ அதை நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது அந்த மடிப்பு எடுக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அந்த போர்ஷன் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் மடிப்பு எடுத்து கட்டும்போது அது கண்டிப்பாக தெரியாதுங்க வெளியே sari number six three seven body of sari pinkish orange pallu and blouse copper sulphate blue சாரியுடைய ப்ரைஸ் செவன் தௌசண்ட்ங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க நேரில் ஷாப்பில் சாரியுடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப் புக்கிங் அந்த மெசேஜுக்கான ரிப்ளை டைம்னு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் வரக்கூடிய மெசேஜஸ்க்கு ரிப்ளை வருங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்க்கு மேலே வரக்கூடிய மெசேஜஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க ரிப்ளை வரும் sari number six three eight body of sari red colour பல்லுவன் blouse bottle green customer care நம்பரும் அதே மாதிரி தாங்க மார்னிங் டென்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் டவுட்ஸ் வந்து கேட்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டோம் அண்ட் இன்னொரு விஷயம் வாட்ஸ்அப் கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் கால் அட்டன் பண்ணுறதே இல்லைங்க நார்மல் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும் sari number six three nine balloon blouse bottle green body of sari கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் தாங்க அதாவது ஆனியன் பிங்க்லேயே கொஞ்சம் நல்லா டார்க்கு ஆனியன் பிங்க் கலராக இருக்கும் செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் ஹாஃப் சாரீ மாடலில் இருக்கக்கூடியதுங்க அண்டு நம்ம வந்து குரூப்பில் பிக்சர்ஸ் போடும்போது இந்த சாரீஸுடைய பிக்சர் வந்து நார்மல் பிக்சர் மாதிரி தான் போட முடியும் ஸோ அதனால் கம்பல்சரி பாட்லி பல்லு அப்படிங்கும்போது நீங்கள் வீடியோவையும் பார்த்துட்டு ஃபோட்டோவையும் பார்த்துட்டு வாங்குறதா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா குரூப்பில் இந்த ஃபோட்டோஸ் வரும்போது எப்படி நம்ம எடுப்புறோம் அனுப்புகிறோம் அப்படின்னா சேம் அந்த பார்டர்லெஸ் பேட்டர்ன் எப்படி வருமோ அதே மாதிரி தான் பிக்சர் வரும் ஆனால் இந்த பேட்டர்ன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பாட்லி பல்லு ஹாஃப் சாரி மாடல் வரக்கூடியது balloon blouse green dark green body of sari green so green and green காம்போவில் அந்த பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீனுங்கிறது அந்த பிக்கப் க்ரீன் மாதிரி வந்துடுதுங்க ஸோ இந்த டார்க் கலருக்கு உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸில் வரக்கூடிய டிசைன் நல்லாவே தெரியுது இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்